வணக்கம் இப்போ நாம இல்லை ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா அக்டோபர் டூ டியூஸ்டே டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் மேல் ஆகுது ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் ஸோ அது நல்லா சிக்ஸ் டூ செவன்ட்டி ஃபைவ்ல வந்தது நல்லா செகண்ட் ஆர்ட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகுது ரைஸ் ஆனதில் நமக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்திருக்கு அப்படின்றனால கேண்டில் கூட பாருங்கள் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு அடுத்து அந்த இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போது பாருங்கள் அதான் நம்மளுடைய entry point by at six two six one so இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே ரெண்டு க்ரீன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டிலுடைய கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சே நீங்கள் மார்க்கெட் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது வந்து யார் வேணாலும் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓகே இப்போ கேண்டில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது ஸோ பையிங் ட்ரெண்ட் பை மோடில் வந்துருச்சு நம்ம இப்போ வாங்கலான்றது தெரிஞ்சிடும் அடுத்து என்ட்ரி எடுத்தால் எந்த பாயிண்ட்ல எடுக்கலான்றதுக்கு இருக்கு அதிலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போது பாருங்க by at six two six one so six two six ஒனில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் அதை விட கீழே தான் இருக்குது ஸோ தாராளமாக எடுக்கலாம் அடுத்து டார்கெட் எதிர்பார்த்தா ஒரு ஃபஸ்ட் டார்கெட்னா எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலான் six two seventy six point sixty five வருது so six two seventy seven ஒரு மினிமம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் வந்து நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஷோ பண்ணுது டிஃபரன்ஸ் வந்து ஸோ அந்த சிக்ஸ்டீன் பாயிண்ட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது நம்ம ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்று ஈவினிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லாட்டினா ஒரு டுவெல் பிஎம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அப்படிதான் அப்படி தான் ஈவினிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அப்புறம் நமக்கு ஜெனரேட் ஆயிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த பைக்கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த பைக்கால் வந்து ஷோ பண்ணுறோம் ப்ரீவியஸாக வந்து இந்த செல் கால் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கே ஜெனரேட் ஆயிருந்துச்சு ஸோ நம்ம எவ்ரிடே வந்து ஒரு டைமிங் வச்சு ஃபாலோ பண்ணுறனால இந்த டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஈவினிங் டைமிங் இந்த ஃபைவ் பிஎம்ஐ வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க இந்த பைக் கால் நம்ம பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது இது ஃபஸ்ட் ஆர்ட்டை போய் ப்ரீச் அவுட் கொடுக்குதா இல்லை ரிவர்ஸில் இருக்கனால ஸ்டாப் லாஸாக ட்ரிகர் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலாவது கால் ஜெனரேட் ஆகி ஒரு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் டூ சிக்ஸ்டி ஒனில் வந்தது ஃபஸ்ட் ஆர்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுக்குது six two seventy seven range வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது நல்லா ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு பைக்கால் ஆனது பார்த்தீங்கன்னா நல்ல செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சது ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா செல் கால்லாம் சேஞ்ச் ஆகுது ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at six two thirty six அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரெட் ஷோ பண்ணுறது six two twenty point forty one காட்டுது ஸோ சிக்ஸ் டூ டுவெண்ட்டி வருதா ரீச் அவுட் கொடுக்குதா சிக்ஸ்டீன் பாயிண்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணுதான்றது தான் நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பையிங் ட்ரெண்டுங்கையில் கிரீன் கலர் கேண்டில் வந்து ஆரம்பிச்சில் அதே மாதிரி ஒன்ஸ் செல்லிங் டென் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ரெட் கலர் ஓப்பன் ஆகிட்டு இப்போ நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு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 ஸ்டாப்லாஸ் வருது அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைனு மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ